சே அப்துல் லத்தீப் கவிஞர் நீரை அத்திப்பு அஞ்சல் பயிற்சி மையத்தின் முன்னாள் உதவி இயக்குனர் என்னுடைய வயது இப்பொழுது எழுபதை தாண்டி கொண்டிருக்கிறது புது புது அர்த்தம் புலப்படும் நித்தம் புத்தகம் படித்தால் கிட்டும் நாம் விதைப்பது நன்றாய் விளைந்திட என்றும் விரைவோம் நூல்களின் பக்கம் நல்ல நூல்களின் பக்கம் என்ற என்னுடைய கவிதை வரிகள் நான்கை சொல்லி புத்தகங்கள் எப்படி நம்மை வழிநடத்துகின்றன ஒளி காட்டுகின்றன